வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி மாலை வரைக்கும் பாஸ்டர் வைகே பிஎன்பிஆர் மூலமாக உன்னத பாட்டு வேத பாடு ஒவ்வொரு நாளும் மக்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை செஞ்சாரு இது மூலமா உன்னத பாட்டு ஆண்டவரை நம்ம எப்படி தேடணும் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி முகமாக இருக்கணும் அபிஷேகம் பெறாத நூற்றி ஐந்து பேர் வந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க அபிஷேகத்திற்கு நடத்தப்பட்டார் ஸ்தோத்திரம் அதற்கு பாசர் ஓடிபி ஹென்றி ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்கள் நடத்தின விதம் அருமையாக இருந்தது வந்து போதிச்சுட்டு ஆண்டவர் எங்களோடு பேசின அதுக்கு